குளிக்கலையா நீங்க குளிக்கலாம் தான் பார்த்தேன் ஜட்டி எடுத்துன்னு வரலங்க வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்தில் இருக்க தடாகு தான் வந்திருக்கோம் செம்ம வெயிலுங்க பா ஒரு வழியாக வந்து வந்து சேர்ந்துட்டோம் அவரோட ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் கையெடுங்க எல்லாத்துக்கும் வச்சுட்டு போட்டுறாங்க செம்ம செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க எல்லாம் செம்ம மக்கள்லாம் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க இன்னும் மே மாதம்லாம் போனீங்கன்னா செம்ம கூட்டம் வரும் இது இதுதான் ரியாஸு எஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியாஸ் எப்படி இருக்குது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஆனால் சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா மனப்படம் சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கு தான் ஒன்றும் குளிக்கவே ஆரம்பிக்கலை இப்போ தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நடந்து வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கீங்களா இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை இந்த கேள்வி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் சரி சரி சொல்லுங்க மூடிட்டு இருக்க மாட்டேடா சரி சரி ஒரு மணிக்கு தானே சரி ஓகே ஓகே சாரிங்க அப்படியே அப்படியே இதுக்கு முன்னாடி தடா ஃபால்ஸ் வந்திருக்கீங்களா ரியா இல்லை வந்தது இல்லை ஜி இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஓ எவ்வளோ நேரம் ஆச்சு உங்கள் வீடு எங்கே இருக்குது எங்கள் வீடு வந்து சேப்பாக்கத்தில் இருக்குது ஆந்திரா பக்கம் இது ஜோக்கு அடக்கூடாது சிரிக்க சிதம்பரம் ஸ்டேடியம் தெரியும்ல கிரிக்கெட் விளையாடுவாங்களே ஃபுட்பால் பிளேயரா ஓகே அது பெரிய அந்த முடியாது சின்ன விளையாடுவாங்க அது பக்கத்துல தான் ஓகே ஓகே பக்கத்துல தான் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே மட்டமாலேருந்து பார்த்தா தெரியும் அங்கேருந்து வர ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க அங்கே வந்து ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு வந்தோம் ஏன்னா வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை ரோட் சேஃப்டி பைக்கில் காற்று இருந்தது பெட்ரோல் கம்மியாக இருந்தது இது ஜோக்கு ஆமா அடைச்சது அதை நான் அடைச்சு அடைச்சு வந்து லேட் ஆயிடுச்சு மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன் மைலேஜ் ஐம்பது கொடுக்குதுண்ணே எவ்வளோ வந்து பே வாங்குறாங்க பே வந்து பைக்குக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க செம்மையாக இருக்குதுங்க பிளேஸு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது மக்கள்லாம் பயங்கரமாக குளிச்சிட்ருக்காங்க இப்போ இருங்க நம்ம உணர் நம்மளோட நம்மளோட உணர் நண்பர் வந்திருக்காரு ஜெகன் புட்டாப்பு ஜெகன் இவர் தான் வந்து புட்டாப்பு ஜெகன் என்கிற எனப்படி இதெல்லாம் கட் பண்ணுவோம் அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு உயிரை குத்து பேசிட்டு சரி வாங்க இந்த நம்ம நண்பர்களும் எப்படி உள்ள வாடா சின்ன ஸ்க்ரீன்டா அது இதெல்லாம் இவன் வீடியோ எடுத்து எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு இருக்கான் இது புதுசுன்றான் அது பழசுன்றான் என்ன புதுசு இது இது புதுசுன்றான் பழசுன்றான் பண்ணுன்றான் ஆனா ஒரு வீடியோ ஓகே ஓகே இந்த இடத்த பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க இந்த இடம் வந்து காடும் காடு சார்ந்த பகுதியா இருக்கு <laughs> மலையும் இந்த இடம் வந்து காடு காடு சார்ந்த பகுதியாக இருக்கு மலை மலை சார்ந்த பகுதியா தண்ணி தண்ணி சார்ந்த பகுதியாக இருக்கு குளிக்கலையா நீங்க குளிக்கலாம் தான் பார்த்தேன் ஜெட்டி எடுத்துன்னு வரலங்க ஜெட்டி இல்லைங்க குளிக்க முடியல டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க தண்ணி இருக்கும்னா இல்லை இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் ஏதோ லாக் பண்ணுறேன் கேமரா பார்த்தோன்னே பையன் ஆர்வத்தில் ஓடி இருக்க ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு ஓகே வழினே போட்டுக்கலாமோ ஏய் இப்படி வீடியோ அப்படி ஆன் பண்ணனே செஸ்ட் பேத்துறாடா அப்படி வீடியோ இறங்கணும்னு வச்சு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா சரி ப்ரோ ப்ரோ இப்போ வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா தடா ஃபால்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைமா எப்படி இருக்கு இல்லை ப்ரோ இப்போதான் வந்திருக்கோம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு இன்னைக்கு வாங்க போமா இல்லை போக சொல்லிட்டாங்களா இன்னைக்கு போமா இல்லை போமா போகும்போது ஒரு ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்து இருந்துக்கலாம் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது நல்லா பயங்கரமான இடங்கள்லாம் இருக்குது நல்லா இருக்குது பிளேஸ் நல்லா வெயில் காலத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம்னா நம்ம இந்த ஒரு இடம் தான் சொல்லுவோம் எட்டு மணிக்கு வர சொன்னாங்க <laughs> மணி பதினொன்று சொல்லுங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லி எட்டு மணிக்கு வர சொன்னான் மணி இப்போ சரியாக டைம் வாட்சிக்கிறதில்ல பன்னெண்டே கால் ஆகுதுங்க ஒன்று நாங்கள் என்ட்ரன்ஸ் தான் இருக்கிறோம் உனக்கு ஆமாம் சார் எங்கே போயிட்டு வரீங்க சாராய கடைக்கு போனேன் இந்த ஒயின் ஷாப்லாம் மூடிட்டா என்ன பண்ணுவீங்க மூட்டுன்னு சொன்னால் சேர்த்துக்குவேன் என்னங்க